वही मोबाइल बंद வணக்கம் நான் உங்க வாசன் டிடி ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கட்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் அண்ட் எங்க கிளம்பிட்டோம்னு வந்து பாருங்க தம்பியை வழி அனுப்பிச்சு கிளம்பிட்டோங்க என்னவா சார் சொல்ற தம்பி கூட வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் தம்பியை வந்து வழி அனுப்புறதா இருந்துச்சு திடீர்னு ஏன் இப்படி பிளான் மாறிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஆக்சுவலி தம்பியை வந்து நம்ம ஸ்ரீநகர்லயே இறக்கி விட்டுருக்க வேண்டியது ஸோ வந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் பைக் ஓட்டிட்டு போகலாம் எங்கேயாவது ரொம்ப தூரம் பைக் ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்ததுனால அப்படியே நாங்கள் கிளம்பி வந்து கட்ரா கட்ராக்கு வந்துட்டோம் சரி அப்படியே வைஷ்ணவி தேவி டெம்பிள் டெம்பிளுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை ஒன்று மழையாக இருக்கும் ஜம்முன் போய் ஏறிட்டு டக்குன்னு வந்துட்டு அப்படியே நம்ம இந்த ஊர் விட்டு கிளம்பிலாம் நினச்சோம் சரி அந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மலையை போய் பார்க்குறவங்க ஊட்டி மலையை விட பெரிய மலையாக இருக்குங்க சரி இன்னைக்கு போக முடியாது நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிடுச்சு அண்ட் வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ட்ரெயின் வந்து இன்னைக்கு ட்ரெயின் விட்டால் மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு தான் போக முடியுமாம்மா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இன்னைக்கே போகிறேன்னு சொன்னால் நான் அப்பவும் சொன்னேன் டே தம்பு நான் டெல்லியிலே போய் உன்னை இறக்கி விட்றேன்டா அப்படின்னு தம்பி இருந்துட்டு இல்லைண்ணா வீட்டில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஆமாம் கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அதனால இவன் தம்பி போயே ஆகணும் அதனால தம்பியை வந்து பண்ண இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பி வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு போக போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க வாங்க ஆஃப் போய் தம்பியை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டென் டுவெண்ட்டி டூ ஆச்சு நம்ம காட்ரா ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு கடைக்கு வந்திருந்தோம் எதுக்காகன்னா தம்பி வந்து இப்போ என்ன போகிறோம் இல்லைங்க ஸோ வந்து போகிற வழியில் தண்ணி தாக்கம் ஏதாவது எடுத்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் இங்கே அந்த ஹோட்டல்காரன்னா கூட சாரி ஹோட்டல்காரங்கிறங்கிற பாருங்க இந்த கடைக்காரன்னா கூட சரியான ஃபன்னு உள்ளே இருந்துட்டு என்னப்பா நம்மளே கை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க போட்டியா சாமி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க ஸோ வந்து உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சரியான ஃபன்னு இருந்தாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க எங்கள் கூட உண்மையாவா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்தா ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி திஸ் ரூம் பையா ஆல்ரெடி ரூம் எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ ரூம் கேட்க தான் வந்து ஆ ஓகே பையா பிடிச்சிக்கோ கிளம்பி வரும்போது பார்த்தீங்களாங்க அந்த கடைக்காரன்னா கோ கோ கோ கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார்ல அது இருக்காது என்ன பண்ண ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுங்க ஸோ அந்த ட்ரெயின் வந்து டென் தேர்ட்டி நாங்கள் இங்கேருந்து கிளம்புற டைமே டென் டுவெண்ட்டி டூங்க அதனால தான் வந்து பண்ணால் அந்த அண்ணன் சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி உள்ளே போன உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணார்னா பொருள் கொடுக்கவே இல்லைங்க பொருள் கொடுக்காம ஃபன் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் கூட அப்புறம் நாங்கள் இருந்துட்டு சொன்னோம் ஆனால் இந்த மாதிரி தான் டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு நான் வேற கிளம்பி விடுற வேகத்தில் ஜாக்கெட் போடாமல் வந்துட்டுங்க ரொம்ப குளிருதுங்க <laughs> திடீர்னு ஒரு சந்துக்குள்ள இருந்து புல்லட் வருதுப்பா இன்னைக்கு எப்படியாவது கிளம்பி நம்ம வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு போயிடணுங்க இன்னைக்கு கூட போயிட்டு போங்க ஸோ வந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தேன் கடைசியாக வந்து பண்ணால் சரி ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோதான் படுத்து தூங்கினவங்க ஒரு ஒரு மணிக்கு தான் எந்திரிச்சேன் ஏய் எல்லாம் நோ பார்க்கிங்ப்பா எங்கடா பைக் நிறுத்துறது இல்லை நான் பரவாயில்ல எத்தனை மணிக்கு ட்ரெயின் சரி ஃபோன் இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண பிக்கப் பண்ண வந்துடுறேன் சரியா அப்படியே நான் என்ன நினச்சேன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே ட்ரெயின் போக போக டாட்டா காட்டலான்னு நினச்சேன் சரி போயிட்டு வா பை லவ் யூ கட்டிப்பிடி பார்த்து பத்திரமா இரு சேஃபாக இரு ஓகே சாமி ஆ ஆ ஓகே ஓகே ஓகே டிசம்பர் வா லவ் யூடா பாய் ஆ சப்போஸ் ட்ரெயின் விட்டால் ஒரே ஒரு ஃபோன் அடி வந்துடுறேன் ஆ ஓகே பாய் நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களாங்க அப்படியே குட்டி குட்டியாக லைட்டு போட்டு அப்படியே டாப் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தாங்க ஆக்சுவலி நம்ம போகணும் அவ்வளோதாங்க நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் மிச்சம் இருக்குங்க எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி அந்த மலைக்கு போயிடலாம் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியாக வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சக்கப்புறம் சூப்பராக வந்து பண்ண ரெடி ஆகி இப்போ நம்மளோட வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு கிளம்புறக்கு கிளம்பியாச்சுங்க ஸோ வந்து இன்னொரு எவ்வளோ நேரம் ஜேர்னி இன்னொரு ஒரு மணி நேரம் ஜேர்னி நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு சரியாக தெரில மிச்சதெல்லாம் வந்து பண்ணால் வண்டி எடுத்துகிட்டு போக போக லாக் பண்ணுறேங்க டைம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி early morning three o'clock ஆச்சு அதாவது டூ ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து டூ ஃபிஃப்டி அப்படி இப்படின்னு சொல்லி ரவுண்டாக ஒரு த்ரீ ஓ கிளாக்னு வச்சுக்கோங்க ஸோ வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு டைம் கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன் ஆ அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் டுவெல் ஓ கிளாக்குள்ளே வந்துருங்க அப்படி இல்லைன்னா லக்கேஜ் மட்டும் எடுத்து நான் ரிசப்ஷனில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற டைமில் இன்னொரு கூட்டத்துக்கு போட்டாங்க புக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி இல்லை நான் இன்னும் புக் பண்ணல அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் புக் புக் பண்ணும் புக் பண்ணாதான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் இருந்துட்டு என்ன பண்ணுறது இப்போது புக் பேர் பண்ணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஐடென்டி கார்டு வச்சுருந்தாங்க இந்த சரி இந்த ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு போங்க ஸோ வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த ஐடென்டி கார்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ என்ன தேடிட்டு இருக்கேன்னா பேங்க்கை தேடிட்டு இருக்கேங்க பையா ATM machine ATM ATM machine ஆ ஏடிஎம் ஷியர் ஓகே பையா தேங்க்யூ ஆ இங்கே இருக்குது ஏன்னா கையில் எந்த காசுமே இல்லைங்க மலை பெரிய மலையா ஓகேவே மலை பெரிய மலையா ஸோ வந்து அந்த மலையே இருக்க குதிரையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஹாட் கேஷ் தான் கேட்பாங்களா ஆனால் நம்மகிட்ட ஹாட் கேஷ் இல்லை அதனால ஹாட் கேஷ் எடுத்துகிட்டு போயிடலாங்க அழகான சவுண்டு எதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பைக் எக்ஸாஸ்ட் நோட் சவுண்டு ரெண்டாவது இந்த மிஷின்லேருந்து கிற கிற கிற கிற சிக் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்து காசு வரும்ல அந்த ரெண்டு சவுண்டு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகு அண்ட் வந்து இங்கே வந்த உடனே சரியான ஒரு சம்பவமாக போச்சு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கை இந்த ஏடிஎம் மிஷின் கொடுத்துருச்சுங்க அப்படி என்ன பண்ணுச்சுன்னா வந்த உடனே கார்டை குத்தணும் இந்த கார்டு வேலைக்காகாது வேறு கார்டை குத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டுச்சு இது வேறு கார்டா எங்கேயா வேறு கார்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு வாட்டி அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கடைசியாக அப்படியே வேலை செஞ்சிருச்சுங்க நம்ம கோவில் மலைக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது but one and half hours ஜேர்னின்னு போட்டிருக்குங்க ஏன்னா போகிற வழி எல்லாமே ஹில் ஸ்டேஷனாக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஜேர்னின்னு போட்டிருக்கு ஆக்சுவலி நம்ம இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோன்னே இது என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்த்துட்டு இருந்தா அப்போதாங்க எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸே தெரிஞ்சுது வா இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே ஏற போகிறோங்க ஸோ வந்து நமக்கு டைம் இல்லை இருந்தாலும் வந்து பண்ணால் குதிரை இருந்துச்சுன்னா குதிரையில் போயிட்டு வந்துடலாங்க அடுத்த டைம் வரும்போது ட்ரக் பண்ணி போகலாம் பட் எனக்கு எப்போவுமே ட்ரக் பண்ணி போகிறது தான் பிடிக்கும் ஹெலிகாப்டர் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன் பட் ஹெலிகாப்டர் கிடைக்கல ஏன்னா இங்கே வந்து வெதர்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அண்ட் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் ஹெலிகாப்டர்லாம் கிடைக்குமாம்மா பட் மேலே போனால் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பட் எனக்கு என்னென்னு தெரில ஏன் வந்து குதிரையை யூஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ வந்து டைம் இல்லை நமக்கு அதனால் டக்கு டக்குன்னு சாமியை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்பலாம் அண்ட் வந்து இந்த சாமியை பற்றி நான் கூகுளில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சது என்னென்னு வந்து பண்ணால் நம்ம விஷ்ணு சாமி இருக்காங்கல்ல மொத்தமாக வந்து பண்ணால் ஹிந்து இதில் வந்து பண்ணால் மூணு சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க போலாமா சார் போலாமா we can go oh fine fine the either and that's only I asked. Uh, by, uh, coming from Tamil Nadu. Ah, yeah. Going to Vaishnavi Devi temple. Yeah, thank you. சும்மா செக்கிங்க uh, வேறு எதுவுமே இல்லை நான் கூட இந்த சின்ன சந்துக்குள்ளேயே பூந்து போக போகிறாங்க இந்த கார்காரங்கன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை இந்த டிவைடர்ஸ் எல்லாம் எடுத்து தான் அனுப்பிச்சி விடுவாங்க நம்மளோட ஹிந்துஸ் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு கடவுள் பெரிய கடவுள் இருப்பாங்கங்க ஒன்று வந்து சிவபெருமான் ஐயா இன்னொன்று வந்து பண்ண விஷ்ணு கடவுள் இன்னொன்று வந்து பிரம்மர் அதில் வந்து சிவபெருமான் ஐயா கிடையாது அதில் வந்து நம்ம விஷ்ணு கடவுள் வந்து எக்கச்சக்க அவதாரங்கள் எடுத்திருப்பாங்களா அதில் கடைசியாக கல்கி அவதாரம்னு சொல்லி இன்னும் எடுக்கல இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க ஸோ வந்து அந்த அவதாரத்தோட பேர் தான் வந்து பாருன்னா இந்த சாமி வைஷ்ணவி தேவி சாமி ஸோ வந்து இந்த சாமி எப்படி வந்தாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமாதேவி அம்மாவுக்கு வந்து நிறைய அறுக்கர்கள்னால நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அதனால பூமாதேவி அம்மா போய் அந்த மூணு சாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மூணு சாமி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மூணு சாமியோட ஒய்ஃப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா விஷ்ணுக்கு வந்து பண்ணால் லக்ஷ்மி சாமி சிவபெருமான சாமிக்கு வந்து பண்ணால் பார்வதி சாமி அப்புறம் நம்ம பிரம்மருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி சாமி ஸோ வந்து இந்த மூணு சாமியுமே சேர்ந்து தன்னோட பவர்லேருந்து ஒரு பகுதியை கொடுத்து இந்த வைஷ்ணவி தேவி அம்மாவை உருவாக்குனாங்க அண்ட் வந்து இந்த வைஷ்ணவி தேவி சாமி வந்து ரொம்ப கைண்டாமாங்க என்னப்பா இது யூட்டன் போட சொல்லுது ஸோ வந்து இந்த சாமிக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் நடக்குமாமாங்க ஓ ஏதோ தண்ணி கொப்பளிக்கிற சவுண்டுப்பா ஓகே யூட்டன் போடணும் அப்படி போகணுங்க ஆக்சுவலி எனக்கு கடவுள் பற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு கடவுள் பற்றி இருக்குங்க பட் வந்து கோவிலுக்கெலாம் பெருசாக போக மாட்டேன் நான் மேலே பைக் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை நடந்து தான் போகணுமா தெரியலையே போய் பார்த்துருவோமா நடைபாதையில் பைக் ஓட்டிகிட்டு போயிட போகிறோங்க நம்ம சரி வாங்க போவோம் அப்படியே போவோம் யாராவது நிறுத்துகிறாங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா படிக்கட்டு வந்துச்சுன்னா ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து பைக்கை நிறுத்திடுவோங்க ஸோ வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் கோவிலுக்கெல்லாம் நான் பெருசாக போக மாட்டேங்க மனசார ப்ரே பண்ணிப்பேன் எல்லாமே நடக்கும் அண்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பற்றி ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகங்க பைக் இங்கேயே நிறுத்திட்டு போயிடலாமா இல்லை போகலாமா சரி வாங்க போவோம் ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருமாளோட பக்தருங்க ஓகே இதுக்கு மேலே நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேங்க டிடி ஆஃப் இந்த மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ வந்து போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் கல்லாக தான் இருக்குது அண்ட் வந்து ரொம்ப மூச்சு வாங்குதுங்க கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துட்டு தான் இருக்கோம் அண்ட் வந்து நம்ம எங்கே பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய பெருமாள் பக்தருங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் பேரே வச்சாங்க பட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லா சாமியுமே கும்பிடுவேன் ஸோ வந்து ஹிந்து சாமி முஸ்லீம் சாமி கிறிஸ்டின் சாமி அப்படின்னு சொல்லி எல்லா சாமியுமே கும்பிடுவேன் வந்து பண்ண எனக்கு சிவபெருமான் ஐயாவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்டோரிஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் எனக்காவது ஒரு நாள் நான் முடிஞ்சால் சொல்கிறேன் டிடிஎஃப் போகிற வழியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோ இதுதான் நம்ம போகிற வழிங்க கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து மேடு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குங்க டைம் எவ்வளோ ஆச்சுன்னா த்ரீ ஃபார்ட்டி ஆச்சுங்க இந்த இடத்துக்கு ஒரு த்ரீ டென்னுக்கு வந்து ரீச் ஆனோம் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவராக நடந்துட்டு தான் இருக்கும் ஆக்சுவலி நம்ம பைக் எங்கெங்கே பார்க் பண்ணோம் அங்கே தானே பைக் பார்க்க பண்ணோம் அங்கேருந்து நிறைய தூரம் நடந்து இங்கே கீழே அடிவாரத்துக்கு வந்து பார்க்குறேங்க எக்கச்சக்க பைக் பார்க்கிங்காக இருக்குங்க அப்போ என் மைண்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த கூகுள் மேப்ன்ற கூட்டிச்சா தான் நம்மளை ஏமாத்திருச்சா நியாயமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் இங்கே செக்யூரிட்டியானா கூட சரியான அட்ராசிட்டி ஹெல்மெட் எட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியாமல் எட்டு வந்துட்டப்பயா அப்படின்னு திரும்பி நீங்கள் ரிட்டன் போய் பைக் பார்க்கிங்கில் வச்சுட்டு வாங்க அங்கே ஒரு லாக் இருக்குது அப்படின்னாங்க ஏங்க நான் பைக் பார்க்கிங்லேயே முதல்ல பைக் நிறுத்தலைங்க கூகுள் மேப் என்னை பாட்டுக்கு ஒரு இடம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துருச்சு அந்த இடத்துல தான் பைக் நிறுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சரி பரவாயில்ல பைக்கில் போட்டு வாங்க அப்படின்னாங்க பைக்கில் வச்சோம்னா சேஃபாக இருக்காது ஹெல்மெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இங்கேயே ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேங்க ஸோ அந்த போகிற வழியெலாம் இப்படி தான் இருக்குது அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோங்க கிட்டத்தட்ட நிறைய தூரமாக நடந்து வந்துட்டு அந்த குதிரையவே காணுங்க ஸோ வந்து நம்ம பிரவீனை ஃபோன் பண்ணி பிரவீனை தூங்காத பிரவீனு மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் என் கூட ஃபோன் காலில் பேசு அப்படின்னு சொல்லி ஏர்பாட்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் மாப்பிள்ள இருந்துட்டு கேட்டால் டே நீ தானடா கோவிலுக்கு போகிற நாங்கள் ஏன்டா தூங்காமல் இருக்கணும்னு கேட்டாடா உங்களுக்கு தானடா சேர்த்து வேண்டிட்டு வரேன் ஒழுக்கமாக தூங்காமல் இருங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கேங்க ஸோ வந்து இப்போ விளாக் பண்ணுறக்காக ஃபோன் கால் கட் பண்ணியிருக்கேன் ப்ளாக் எடுத்து முடித்த உடனே திரும்பி போய் ஃபோன் கால் பேச ஆரம்பிச்சிருவேங்க மிரட்டி வச்சுருக்கேன் அவனை திரும்பி ஃபோன் கட் பண்ணிட்டு திரும்பி கூப்பிடுவேன் எடுக்காம மட்டும் இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் வேண்டிகிட்டே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கேங்க கையெல்லாம் வலிக்குதுங்க அண்ட் வந்து இதுதான் அந்த ஐடென்டி கார்டு அந்த போலீஸ்காரனா மறுபடியும் என்கிட்ட கேட்டார் ஐடென்டி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஐடென்டி கார்டு எடுத்து காமிச்சேன் நல்ல வேலை அவங்க கொடுத்தாங்க நமக்கு ஹோட்டல்காரன்னா அப்படி இல்லைன்னா இங்கேயே லேக் ஆகி மாட்டியிருப்போம் ஓகே டிடி ஆஃப் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேங்க விட்டால் விடிஞ்சிருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சரை மணி சம்திங்க்கு விடிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் நாக்கு தள்ளுதுங்க ரொம்ப மேடாக இருக்குது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தாங்க இருக்குது பட் வேறு வழி தரல டிடிஎஃப் அதுதான் வந்து பண்ண படுத்துட்டேன் மாப்பிள்ள ஒரு பத்தே நிமிஷம் இரு மாப்பிள்ள விளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி மண்டே மண்டே ஆட்டினா அவ்வளோ வேகமாக மண்டையாட்டும் போதே நம்ம யோசிச்சுருக்கணும் கட் பண்ண உடனே போய் படுத்து தூங்கிடுவோன்னு சொன்னீங்க ஸோ வந்து நம்ம விளாக் பண்ணி முடித்த உடனே ஃபோன் பண்ணேன் ஆள் நல்லா தூங்கிட்டான் குரட்டை விட்டு தூங்கிட்டேன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் லொக் லொக் லொக்குன்னு நடந்துட்டு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஜெய்ஸ்ரீ மட்டும் ஃபோன் எடுத்தாங்க அப்புறம் அவ கூட தான் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் வந்து இப்போ என்ன பேசிகிட்டே வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல டிடிஎஃப் ஒரு அந்த லொக்கு லொக்கு லொக்குன்னு நடந்து கீழே போயிட்டு இருந்தாரா என்னை கூப்பிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் பையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்னொரு நாற்பது நிமிஷம் நடந்தீங்கன்னா கீழே போய் ரீச் ஆகிடலாம் பையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்புறம் நான் இருந்துட்டு அவங்க கிட்ட மேலே போக எவ்வளோ நேரம் ஆகும் பே அப்படின்னு சொல்லி கேட்ட கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாருங்க மண்சே விட்ட கிட்டத்தட்ட செவன் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி கூகுள் மேப் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் போட்டு பார்த்தேன் அப்புறம் கூகுள் மேப்பில் வந்து இப்போ டுவெல் கிலோமீட்டர்ஸ்ன்னு காமிச்சிருச்சு மனசே விட்டுங்க த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னின்னு போட்டுச்சு நடந்து நடந்து நடந்து வந்துட்டு இருந்தேன் கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூ தாங்க போட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து நம்ம பைக் ரைடிங் ஷூ ஸோ வந்து பைக் ரைடிங் ஷூ என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா காலை கீழே இந்த சைடில் வெட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த இடத்துல காலை கிழிச்சு கொஞ்சம் ரத்தம் போகுது ரொம்பலாம் இல்லை லைட் லைட்டாக போகுது பெயின் ஆகுதுங்க குதிரை இருக்குது குதிரை இருக்குன்னு சொன்னாங்க குதிரை இருக்குது ஹெலிகாப்டர் அது இதுன்னு சொன்னாங்க ஒன்றத்தையுமே காணுங்க ஸோ வந்து அந்த அண்ணாட்ட கேட்ட யாராவது மேலே இருக்காங்களான்னு யாருமே இல்லை பட் பார்த்து போங்க நைட் டைமு சேஃபாக போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இந்த இடத்துல படுத்துட்டேங்க ஜம்முன்னு இருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தேன் அந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குளிருங்க அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாமே அப்படின்னு சொல்லி நடந்து வந்தேன் இந்த இடத்துல பெருசாக குளிர் இல்லைங்க ஸோ வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு பவர் நேப் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பண்ண மேலே ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் uh, குதிரை ஏதாவது வந்துச்சுன்னா குதிரை மேலே ஏறி போயிடலாம் டிடிஎஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணுறீங்க ஆக்சுவலி மேலே நடந்து போகணும்னு நினச்சிருந்தாலே நடந்து போயிருப்போங்க இந்த குதிரைக்கு ஆசைப்பட்டு சரி குதிரையில் போயிடலாம் குதிரையில் போயிடலாம்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு வந்துட்டு குதிரையிலேன்னு நினைக்கும் போது ஒரு ஏக்கமாக இருக்குங்க ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன் டிடிஎஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் டிடிஎஃப் டைம் ஒன்றா சிக்ஸ் ஃபார்ட்டி ஆச்சு பின்னாடிலாம் வந்து இப்போ நான் அழகாக விடிய ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ நேரம் தூங்கினேன்னு வந்து பண்ணால் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க மேலே பார்த்து நடக்க ஆரம்பித்தேன்னா அதுதான் கிடையாது கீழே பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் போய் ஒரு ஸ்டிக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ ஏதோ ஒரு தெம்போடு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு எவ்வளோ நேரம் தூங்கினேன்னா ரொம்ப நேரம்லாம் தூங்கல கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன் பட் கொஞ்ச நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேங்க ஏதோ ஒன்று லைஃப்பை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் தோ தூரத்தில் உங்களுக்கு ஹெலிகாப்டர் போகிறது தெரியுது பாத்தீங்களாங்க இதே மாதிரிதாங்க சர்பூர் சர்பூர் சர்பூர் சருபுரு ஹெலிகாப்டர் போயிட்டு வருது ஆக்சுவலி எனக்கு ஹெலிகாப்டரில் ரைட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாள் அதாவது இன்னொரு ஃபோர் மந்த்ஸ் கழித்து வந்து பண்ண மதுரையில் ஒரு மீட்டப் வைப்போம் ஸோ வந்து நான் போன மீட்டப்பில் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஸோ அந்த அடுத்த மீட்டப்னு ஒன்று வச்சா நம்ம ஹெலிகாப்டரில் வந்து தான் டிடிஎஃப் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி நம்ம நினச்சா இந்த மதுரை மீட்டப்பில் நம்ம ஹெலிகாப்டரில் வந்து இறங்கலாம் பட் இந்த வாட்டி வேணாங்க ஏன்னா அது தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லோரும் நம்மளை எப்படா கண்டென்ட் ஆக்கலானே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதனால இந்த வாட்டி வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் நல்ல ஒரு சூப்பர் பைக்கில் போய் மீட் பண்ணிவிட்டு மேபி அடுத்த வாட்டி வேணும்னா நம்ம ஹெலிகாப்டரில் ட்ரை பண்ணாங்க இன்னொரு ஏழு கிலோமீட்டர் நடந்தோம்னா குதிரை எல்லாம் கிடைக்குமாமாங்க பட் அதுவும் கன்ஃபார்ம் இல்லையா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு வந்து பாருங்கள் இது வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்களாமா இந்த வழி எப்போவுமே வேறு ஒரு வழி இருக்காமா ஸோ வந்து இதுவும் அந்த வழியும் ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகுமாமா அந்த இடத்துல தான் மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமாமா அங்கே தான் குதிரை கிடைக்கும்னு சொன்னாங்க ஏழு கிலோமீட்டர் நம்ம இப்படி தான் லொக்கு லொக்கு லொக்கு லொக்கு லொக்குன்னு நடக்க வேண்டியதான் முன்னாடி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க அவங்க வந்து பண்ணால் ஒரு குட்டி பாப்பாவை தோல் மேல் போட்டு போயிட்டுருக்காங்க அந்த குழந்தை அழகா கண்மை போட்டிருக்குங்க மறுபடியும் ஹெலிகாப்டர் வருதுங்க வா வா இன்னைக்கு ரொட்டியாக உடைக்கிறேன் என் கண்ணு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்குங்க லொக்கு லொக்குன்னு இங்கே நடக்கிற கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படியே கூலாக அப்படியே ஹெலிகாப்டரில் போய் இறங்குறீங்களோ நம்ம போய் இறங்கியிருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க பா செம்ம பியூட்டிஃபுல்லுங்க தெரியுதுங்களா வா நல்லா இருக்கு சன்ரைஸ் பார்க்க ஓகே டிடியா மறுபடியும் பறக்கிறானுங்கடா எத்தனை ஹெலிகாப்டர் வச்சுடா பறக்குறீங்க ஓகே டிடிஎஃப் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க இதோ போகிற வழியிலே ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஹோட்டலை தாண்டி வந்துட்டோம் உண்மையை சொல்ல போனால் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து வர்றவங்க யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உண்மையாகவே அதுக்கு நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேங்க அண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா யாராவது முடியாமதவங்க வந்தாங்கன்னா கஷ்டப்பட்டுருவாங்கல்ல கீழே போகிறதுக்குள்ளே நடுவுலேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல டைம் வந்து டென் தேர்ட்டி ஆச்சுங்க நான் கூட வந்து பண்ணால் வந்து ரீச் ஆயாச்சுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா தோசா பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கு பட் என் கண்ணுக்கு வந்து டெபாசிட் பாயிண்ட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுது ஸோ வந்து ஃபோன் எல்லாம் வந்து பண்ணால் இங்கேயே சேஃபாக வச்சுட்டு ஆமாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் அலோடடு கிடையாதா அதனால ஃபோன்லாம் உள்ளே இந்த டெபாசிட் பாயிண்ட்லேயே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா நமக்கு பெரிய பல்பு இது வந்து தோசா பாயிண்ட்டுங்க இங்கே என்னன்னு தெரில ஓ இது உள்ள ஹோட்டல்ப்பா ஸோ வந்து இன்னும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது என்ன ஏதுன்னா தெரிலங்க ஸோ வந்து கூகுள் மேப் பார்க்கலான்னு பார்த்தா கூகுள் மேப்பில் சிக்னல் வந்துருச்சுப்பா வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணி சொல்கிறேன் இன்னும் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ்னு காட்டுது பட் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டலைங்க ஸோ வந்து அது வந்து பண்ணால் லோட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ வந்து சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஃபோன் கால்லாம் பெருசாக பேச முடில இன்டர்நெட்டும் பெருசாக யூஸ் பண்ண முடிலைங்க ஸோ வந்து ஆ என்னப்பா இது இன்னொரு பன்னெண்டு கிலோமீட்டர்னு சொல்லி காட்டுது இன்னொரு பன்னெண்டு கிலோமீட்ரு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜேர்னின்னு காட்டுதுங்க அப்பா மறுபடி பன்னெண்டு கிலோமீட்டரா எப்படி தப்பாக தான் காட்டுதுன்னு நினைக்கிறேங்க இங்கே எக்கச்சக்க குரங்குங்க வர்ற வழியிலெல்லாம் அழகாக இருந்துச்சு வர்ற வழியில் அண்ட் வந்து கொஞ்சம் பயப்படுத்துது ஒய் மொபைல் பந்த் அங்கே ஒரு மிலிட்ரி என்ன தெரியாது பார்த்தீங்களா கேமரா ஆஃப் பண்ணுங்கள் கேமரா ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரா நானும் ஏன்டா கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் நான் இருந்துட்டு கேட்டேன் ஆனால் இல்லைண்ணா அங்கே தானே நான் வீடியோ எடுக்கக்கூடாது இங்கேயும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் அம்மா நல்ல வேலை அசிங்கப்பட்டது யாரும் பார்க்கல இருங்க டிடிஎஃப் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வந்து எங்கே பேசிகிட்டு இருந்தோம் அதான் கேட்டேன் ஸோ வந்து கோவிலில் தானுங்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கக்கூடாது இங்கேயுமா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் இங்கேயும் தான் அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா வர்றவங்க எல்லாம் இந்த வழியாகவே போகிறாங்க ஸோ வந்து வர்றவங்க எல்லாம் உள்ளே இருக்கிற அந்த வழியாக போய் ஏதோ எக்ஸ்ரே மிஷினில் எல்லா பொருளையும் வச்சுட்டு அந்த பக்கம் போய் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஹிந்தி நையா தபையா அண்ட் வந்து ஹிந்திக்கார அந்த போலீஸ் அண்ணாவோ மிலிட்ரி அண்ணாவோ நம்மளை வந்து கேமராவை பந்த் பண்ண சொன்னாங்களே பந்த்னா ஆஃப்னு அர்த்தம் அவங்க இருந்துட்டு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடா சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் எவனோ நம்ம ஆ ஹிந்தி நான் ஏத்தாவையா எவனோ நம்ம பையன்தான் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம மிலிட்ரி என்னாக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் டிடிஎஃப் நீங்கள் நார்த் சைடு வந்தீங்கன்னா ஒரு தமிழ் வேர்டையாவது ஒரு ஹிந்தி அண்ணாக்கா சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க நான்லாம் வந்து பண்ணேன் இங்கே எக்கச்சக்க தமிழ் வேர்ட்ஸை எக்கச்சக்க ஹிந்திக்காரர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன் வேறு என்னங்க பண்ணுறது இவங்களாவது கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம மட்டும் தமிழ் பேசட்டுங்க முடியலை ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஓகேங்க ஸோ வந்து உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சப்போஸ் ஃபோன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற வ்ளாகை சப்போஸ் ஃபோனை இங்கேயே வாங்கி வச்சுட்டாங்கன்னா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேங்க சும்மா பேக் செக்கிங் தாங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணால் பேக்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு நம்ம என்ன பேக் போட்டிருக்கோன்னு வந்து பண்ணால் இந்த இடுப்பில் ஒரு பேக் கட்டிகிட்டு இருக்கோங்க இது ஒன்று தான் பேக் வேறு எதுவுமே இல்லை பொலிட்டிடியாக இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க அப்படியே நம்ம போயிட்டுருக்கிற வழியில் டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்கங்க ஸோ வந்து அந்த அதே டூ கிலோமீட்டர்ஸ் பையாக தான் பட் எங்கே போகிறதுக்கு டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்னு சரியாக தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு கோவிலாக இருக்குமோ பட் எல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்கிறதுனால படிக்க தெரில இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட படிச்சிருப்போம் ஹிந்தியில் போட்டிருக்காங்க இல்லைங்க அதனால தெரில ஸோ வந்து மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு உங்களுக்கு தெரியுது அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படியே லைட்டாக கிளார் அடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதாங்க அந்த பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது பாத்தீங்களா அது பக்கத்தில் தான் கோவில் நினைக்கிறேன் பட் இங்கே இருக்கிற போஸ்டர்ஸும் சரி நிறைய ஹோட்டல்ஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸும் சரி இந்த மாதிரி பெரிய பில்டிங் தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணால் சாமி வந்து குகைக்குள்ளே ஒரு கல் வடிவில் தான் இருக்காமாங்க பட் இது எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் தான் தெரில ஒருவேளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவங்க மேலேயே ஸ்டே பண்ணுறக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஆக்சுவலி அப்படி பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்பட இல்லைங்க ஏன்னா இங்கே நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஆறு கிலோமீட்டரில் வந்து பண்ண குதிரை வரும்னு சொன்னாங்கல்ல கோவிலுக்கே வந்து சேதாச்சுங்க எந்த குதிரையும் காணுங்க ஸோ வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் குதிரை கிடைக்கும்னு நினச்சி ஈஸியாக ட்ரெக்கிங் ஏரியெலாம் நினச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா நமக்கு மூணு பட்ட தான் மிச்சம் ஆக்சுவலி ட்ரக்கிங் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசார வந்திருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஏறுறதெல்லாம் கஷ்டமாகவே தெரிஞ்சிருக்காது நம்ம ஜாலியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்க ஆக்சுவலி நிறைய ஒரு ரெண்டு வாட்டி கேட்டு பார்த்துட்டேன் தட்டி தூக்கிடுவாங்க போலயே பட் இவங்கெல்லாம் எப்படி கூட்டு போறாங்கன்னு தாங்க தெரியல பட் எந்த இடத்துலையுமே வந்து பண்ணால் நம்மளெல்லாம் நிறுத்தி கேட்கறது இல்லை வேற ஏதோ வழியில தான் இவங்கெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சில வண்டி பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மித்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தா இந்த அரிசி அப்புறம் இங்கே இருக்கிற கடைக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் டாப்புக்கு ஏதாவது தேவையான பொருள் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க தொண்டை கவுதுங்க வாக் அண்ட் லிஃப்ட் கேட்டு போகலாமா நம்ம நமக்கு முன்னாடி ஒரு அண்ணாவை தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க நிறைய பேரை தூக்கிட்டு போகிறாங்க முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் நடுவில் வந்து அந்த அண்ணன் உட்கார வச்சுக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஸோ வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சரியாக தெரிலங்க எனக்கு ஸோ வந்து நம்ம பார்த்ததே வந்து பார்த்தா இந்த மாதிரி வண்டியை மட்டும்தான் பார்த்தேன் எந்த ஒரு குதிரையெல்லாம் பார்க்கவே இல்லைங்க ஒரே ஒரு குதிரை கூட பார்க்கல ஏன் என்னாச்சு இந்த குரங்கு தாங்க அப்பப்போ எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு இருக்கு இவங்க வேற ஆனா ஊனா எப்பா டூரிஸ்டெல்லாம் ஏற்றிட்டு போறாங்கப்பா இந்த வண்டியில அப்போ நான் நினச்சது கன்ஃபார்ம் ஏ ஹெலிபேட் அங்கே இருக்குது வெயிட் பண்ணி காட்டுறேன் ஹெலிகாப்டர் இறங்குறதையோ ஏறுறதையோ ஸோ அங்கே இறங்கிட்டு இருக்குங்க ஹெலிகாப்டர் இல்லை ஏறிட்டு இருக்கு எஸ் ஏறிட்டு இருக்கு அது வந்து நம்ம ஆர்மியோட ஹெலிகாப்டருங்க ஸோ வந்து அந்த ஹெலிகாப்டர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டூரிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஹெலிகாப்டருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்க என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் வானத்தில் போகும்போது ஓடி வந்து பார்த்தேன் ஸோ வந்து எனக்கு வந்து பண்ண இந்த மாதிரி ஹெலிகாப்டரை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஓடி வந்து பேனு வாயை திறந்து ஹெலிகாப்டரே பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா இருந்துட்டு ஏழு கழுத வயசாகுது இன்னுமா ஹெலிகாப்டர் போனால் வாயை திறந்துட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஹெலிகாப்டர்லேயே உட்காந்து போகுமா அந்த நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லி நான் ஒரு செவன்த்து படிக்கும் போதோ எயித்து படிக்கும் போதோ இல்லை ஒரு லெவன்த்து படிக்கும் போதோ டுவெல்த்து படிக்கும் போதோ சொன்னேன் அண்ட் வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வந்து ஹெலிகாப்டரில் உட்காந்து போவேன் அன்னைக்கு இன்னொரு ப்ராமிஸ் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பண்ணி கொடுக்குறேன் என்னென்னு வந்து பண்ணால் இதே ஹெலிகாப்டர் ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒன்று நிற்கும் அப்படின்னு சொல்லி நடக்கும் டிடிஎஃப் நம்பிக்கை தாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது நம்ம நம்பிக்கை வச்சு இது நமக்கு கிடைக்கும் அதுக்கான முயற்சி போடுவோம்னு சொல்லி போட்டோம்னா எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம் சும்மா தட்டி தூக்கிடலாம் எப்படி நம்ம சூப்பர் பைக்கை தட்டி தூக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு ரெண்டு மூணு சூப்பர் பைக் நம்ம வீட்டில் நிற்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஒன்று பிளான் பண்ணி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம மேலே நடக்க ஆரம்பிப்போம் டைம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணி ஆச்சுங்க ஸோ வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன் வந்து பண்ணாங்க லாக்கர்லாம் போட்டு வச்சிருக்காங்க நம்மளோட ஃபோனு நம்மளோட திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் விழுந்து வைக்க போகிறோங்க நம்ம முன்னாடி ஒரு பங்களா மாதிரி பார்த்தோம்ல ஸோ வந்து அது வந்து பண்ண கோவில் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குகை மாதிரி இருக்கிறது தான் வந்து பண்ண சாமி ஸோ வந்து அந்த பங்களா டைப்பில் இருந்ததெல்லாம் வந்து பண்ண ரூம் ஓகேடிடி ஆஃப் ஸோ வந்து அங்கே போய் லாக்கரில் வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு அப்படியே வந்து பண்ண நம்ம கோவிலுக்கு போகலாங்க பட் ரொம்ப தூரம் நட நட நட நடந்து கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கும் பட் எனக்கு இன்னும் சரியாக தெரிலங்க இன்னும் கரெக்டாக எங்கே போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி நம்ம லாக்கர் இடத்துக்கு வந்தாச்சுங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த பூட்டு சாவி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் இங்கே இருக்கிற அண்ணாங்கிட்ட இங்கிலீஷில் நம்ம பேசினோம்னா புரிய மாட்டேங்குது ஸோ வந்து கஷ்டப்பட்டு தான் புரிய வைக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளேயே ஒருத்தர் பூட்டு சாவி கொடுத்துட்டு இருந்தாருங்க எப்படியோ பூட்டு சாவி வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து பண்ண நம்ம லாக்கர் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் டூ தேர்ட்டி ஒன் ஸோ வந்து இந்த இடத்துல எல்லா பொருளையும் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மத்தியானம் ஒன் தேர்ட்டி ஆச்சுங்க என்னோட நெத்தி போட்ட பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஜெய் மாதாஜி ஸோ வந்து இதே ஸ்லோகனை தான் வந்து பார்த்தா இங்கே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தாங்க ஸோ வந்து பின்னாடி எப்படி சிரிக்கிறாரு பார்த்தீங்களா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் தம்பப் <laughs> காமிச்சாங்களா அதான் வந்து கை காமிச்சிருந்தேன் ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா காடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் இருந்துட்டு அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு குதிரையை தான் காடான்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆ நான் வரம்பையா அப்படின்னேன் அப்புறம் வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என் கூட தான் வந்தார் அப்புறம் திடீர்னு எங்கே போனான்னு தெரியல காணாமல் போயிட்டாருங்க ஸோ பரவாயில்ல நடந்தே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க அது என்னன்னு தெரில இன்றைக்கும் நமக்கு அந்த குதிரைக்கு அது ஒரு ராசி இல்லாமல் போகுது பரவாயில்ல விடுங்க சாமி வந்து நம்ம நடந்தே வரணும் நடந்தே போகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க போல் அதனால் வந்து பண்ண நடந்தே போகலாம் கிட்டத்தட்ட காலைல மூணு மணிக்கு ஆரம்பித்தவங்க நடக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம் மத்தியானம் ஒன்றரை வரைக்கும் நடக்கிறோம் எப்படியோ சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு தெம்போட கீழே இறங்குனாங்க கீழே இறங்குறது ஈஸி தான் அப்படியே கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கா அப்படியே சொய் சொய் சொய் சொய் சொயின்னு போயிடலாம் ஸோ வந்து நானும் வந்து பண்ண நம்ம தமிழ் பீப்புள்ஸை எங்கேயாவது மீட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கேயுமே ஒரு தமிழால் பார்க்க முடியலைங்க ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக பார்க்க முடியும் ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கோவிலுங்க நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாமா அப்படிதான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் எனக்கு சரியாக தெரியல ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிடிஎஃப் மன்னிச்சிருங்க ஸோ வந்து சாமியெல்லாம் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு குகையில் ஒரு கல்வடிவில் இருக்காங்கங்க சாமி ஒரு குகையும் பார்த்தேன் ஆனால் அதில் கல் எந்த கல்லுன்னு தாங்க தெரியல எக்கச்சக்க சாமிங்க இருந்த மாதிரி இருந்துச்சு கல்லுன்னு சொல்லக்கூடாது பட் நல்லா மனசை ஆற ப்ரே பண்ணிவிட்டு இந்த நம்ம பாவி நம்ம பசங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு தான் வந்தேன் காலங்காலத்தில் ஃபோன் எடுக்காமல் இருந்தானுங்கல்ல உங்களுக்கும் சேர்த்து தான் டிடிஎஃப் வேண்டியிருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சத்தியமான உண்மை என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க காசு பணம் என்ன சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இங்கே சந்தோஷமாக இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கும் காசு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் காசு இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லி நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது சந்தோஷங்கிறது இங்கே இருக்குது அது ஒன்று இருந்தால் போதும் ஸோ வந்து லைஃப்பில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னா கிடையவே கிடையாதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் சொல்லி வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற அறுபது சதவீதமும் வந்து பண்ணால் நம்ம தான் காசு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட மாட்டேன் காசு முக்கியம் தான் ஒரு நாற்பது சதவீதம்ங்க அவ்வளோதான் டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டூ ஃபார்ட்டி ஆச்சுங்க கடைசியாக நம்ம இறங்குற டைமில் இந்த கோடாவை பார்த்தோங்க கோடானா ஹிந்தியில் வந்து குதிரை அர்த்தமாம்மா நான் போகும்போதெல்லாம் குதிரையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஒரு குதிரையும் கிடைக்கல இறங்கி போகும்போது குதிரையே எதிர்பார்க்கல இந்த டைமும் குதிரை கிடச்சிருக்குங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழி நம்ம வந்த வழி மாதிரியே இல்லைங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏமா சார் எந்த வழியில் போய் கீழே இறங்கினா என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது ஸோ வந்து என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ்கார அண்ணா கிட்ட வந்து பண்ண ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து பண்ண சம்மந்தமே இல்லாத இடத்துல கொண்டு போய் பைக் பார்க்கிங் வச்சுருக்கோம் ஸோ வந்து பைக்கை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம் ஹெல்மெட் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம்தாங்க தெரில சொன்னால் அப்படியே ஜாலியாக குதிரையில் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி நடந்தே போயிருப்பேங்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது அப்புறம் குதிரை கேட்டாங்க சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிரையில் ஏறிட்டோம் காசு கேட்டாங்க அதுதான் காசு கொடுத்துட்டேன் பட் இங்கே நிறைய சீட்டிங் நடக்குதுங்க அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி தெரியுமா ரொம்ப தங்கமானவங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தா காசை ஏமாற்றுவாங்க அவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி டைமில் சம்பாரிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு இதுவே ஜனவரி பிப்ரவரி மார்ச்லலாம் இந்த குளிர்லேயே வந்து பண்ணால் வெளி வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க விடுங்க சுச்சுவேஷன் அப்படி ஸோ வந்து நம்மளை தனியாக விட்டுட்டாங்க வண்டி எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிடலாமா ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னா கொஞ்சம் தூரம் கிடையாது எப்படி பார்த்தாலும் பாதிக்கு மேலே தூரம் கீழே இறங்கி வந்துட்டோங்க ஒரு முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கால்வாசி தூரம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பண்ண கீழே இறங்கிடலாங்க ஓகே டிடிஎஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க சந்தோஷமாக நடந்து கூட போயிருந்துருக்கலாம் போலீங்க கண்டினியூஸாக குதிரையிலேயே வந்துட்டு இருக்கிறதுனால வயிறுலாம் வலிக்குதுங்க கரெக்டாக இந்த இடங்க சின்ன வயசுலலாம் நம்ம கண்டினியூஸாக கிரவுண்டை சுற்றி ஓடினோம்னா இந்த ரைட் சைடில் இழுத்து பிடிச்சிக்கும்ல அதே மாதிரி நம்ம சிக்ஸ் பேக்ஸ்க்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல வலிக்கும்ல அந்த இடத்துல தாங்க சரியான பெயின் ஸோ வந்து குதிரை வந்து பண்ண குதிச்சு குதிச்சு குதிச்சு குதிச்சு வர்றதுனால தாங்க அப்படி இப்போ வேறு எனக்கு டவுட்டாக இருக்குது ஸோ வந்து எப்படி வந்து நம்ம வழிகேட்டு வழிகேட்டு இப்போது அந்த இடத்துக்கு போக போகிறோன்னு சொல்லி ஹெல்மெட் கொடுத்த இடத்துக்கும் பைக் பார்க்கிங் இடத்துக்கும் ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா ரிட்டர்ன் இறங்கும் போது கூட அந்த வழியிலே தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நடுவில் எங்கே மிஸ் ஆனேன்னு தெரிலங்க அப்படியே இந்த வழியில் வந்துட்டேன் பட் உண்மையை சொல்ல போனாங்க அந்த வழி தான் வந்து பார்த்தா ட்ரக்கிங்க்கு பெஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீட்டாக வேற லெவலில் இருந்துச்சு பட் இந்த வழி வந்து பார்த்துட்டீங்கன்னா குதிரை போகிறதுக்கு பெஸ்ட்டுங்க இந்த வழியெல்லாம் கன்யூஸாக குதிரை போய் போய் போய் மாட்டு சாணம் அதாவது சாரி குதிரை சாணம்லாம் போட்டு ஒரு மாதிரி லைட்டாக அக்லியாக இருக்குது பட் குறையெல்லாம் சொல்லிட முடியாது பட் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது பட் அந்த வழியெலாம் வந்து பண்ணால் பயங்கரங்க ட்ரக்கிங்க்கு பெஸ்ட்டு வழி அந்த வழி வண்டி குதிச்சு குதிச்சு குதிச்சு குதிச்சு வழியாக பெயினை உருவாக்கி விட்டுருச்சுங்க நடந்து வரும்போது கூட எவ்வளோ வழி இல்லைங்க குதிரையில் வரும்போது அப்படி ஒரு வழி டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு எப்படியோ கீழே இறங்கியாச்சு கரெக்டாக குதிரையிலேருந்து கீழே இறக்கி விட்டு நடக்க சொன்னாங்க பாருங்க செத்துட்டேங்க செத்துட்டேன் அப்படியே கால்லாம் வந்து பண்ண அப்படியே ரத்தம் கட்டிக்கிச்சுங்க சரியான வழி என்ன மாதம் பேக் சைட் ப்ளூவில் பேக்ரவுண்ட் இருக்கு எதில் போயிட்டு இருக்கேன்னா நம்ம ஆட்டோட போயிட்டு இருக்கோங்க ஜாலியாக வந்து போ போ போ மச்சா பிளாக் பிளாக் யூடியூபர் பையா உன்னை எதுவும் தப்பாக சொல்லலை ஸோ வந்து வந்த உடனே பயப்படுறாருங்க ஸோ வந்து வந்த உடனே வந்து பண்ண ஒரு ஆட்டோ டிரைவர் என்னாகிட்ட வந்துட்டு ஆனால் இந்த மாதிரினா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் நம்ம தான் ரெண்டு அசிஸ்டன்ட் வச்சுருக்கோமே ஹிந்தி பேசுறதுக்காக ஒன்று நல்ல பிரெயின் குட் பாடி ரெண்டாவது சிம்பிளி வேஸ்ட் தூங்கிட்டே இருக்கும் ஸோ வந்து ஜெய்ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணேன் அவன் தூங்கிட்டு இருக்கா போல அதுக்கப்புறம் பிரவீன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுத்தாரு அப்புறம் அண்ணா இந்த மாதிரினா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வழியில போனேன் செகண்ட் ஒரு வழியில இறங்கிட்டேன் ஸோ வந்து ஆட்டோ டிரைவர்னாட்ட நான் ஃபர்ஸ்ட் போன வழியில கூட்டு போக சொல்லுங்க இதுதான் அந்த வழி அப்படின்னு சொல்லி ஃபோன்ல வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தோம்ல அதை காமிச்சோம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்னதான் பேசினாங்கன்னு தெரியல அப்புறம் ஒரு வழியா வந்து பண்ண கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோங்க ஆஃப் டடான் ஸோ வந்து ஒரு வழியா வந்து பண்ண ஹெல்மெட்டை வந்து கலெக்ட் பண்ணியாச்சுங்க இங்கே எக்கச்சக்க மிலிட்ரி அண்ணாங்க இருக்காங்க போகும்போதே குறுகுருன்னு பார்த்தாங்க இப்போ நான் பாட்டுக்கு வந்து ஹெல்மெட் மட்டும் தூக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன் அதனால் எதாவது சொல்லுவாங்க அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை தாண்டிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க பரவாயில்ல எதுவும் கேட்கல நம்மளை எதுக்காக அங்கே வந்து பண்ண ப்ளாக் பண்ணலன்னா கேமரா வச்சுட்டு இப்படி ப்ளாக் பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போதான் தம்பி இன்னைக்கு வெறுங்கையோட போனால் என்ன ஹெல்மெட்டோட வர யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அதனால தான் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ வந்து இருக்கிற ஒயர் கனெக்ஷன் எல்லாம் பிடிங்கி விட்டுருந்துருக்காங்கப்பா பட் எதுக்காக ஒயர் கனெக்ஷன்லாம் பிடிங்கி விட்டுருந்தாங்கன்னு தெரில ஸோ வந்து ஒரு போலீஸனாக தான் பத்திரமா பார்த்துக்கிட்டாருங்க ரொம்ப தங்கமான மனுஷர் ஆக்சுவலி ஹெல்மெட்டை செக் பண்ணி ஹெல்மெட்லாம் எட்டு போகக்கூடாதுன்னு சொன்னது ஒருத்தருங்க அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் பட் இன்னொரு அண்ணா ரொம்ப தங்கமான அண்ணாங்க அவர் தான் வந்து பண்ணால் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வரும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹெலிகாப்டர் வேறு பட பட படம்னு பறந்துக்கிட்டு ஒரு நாள் இந்த ஹெலிகாப்டரை பறந்துடலாங்க முடியலங்க மூச்சு ரொம்ப வாங்குது கொஞ்ச நேரம் கழித்து அதனால பைக் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி வழி மாறி போயிட்டேங்க ஸோ வந்து ரெண்டு வாட்டியுமே வந்து பண்ணேன் இல்லை இல்லை இந்த இடத்துல நம்ம பைக் எடுத்துன்னு சொல்லி மறுபடியும் யூட்டன் போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோங்க செம்ம கஷ்டமாக இருக்குது டிடிஎஃப் இருக்கிறது தான் இந்த மாதிரி கடவுளெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா சின்ன சின்ன சோதனைகள் இருக்கிறது தான் அதுக்கு நீ இப்படி ஒரு சோதனையா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு மூணாவது வழியில் போயிட்டுருக்கோம் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு இந்த வழி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் பின்னாடி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு பெரிய யூட்டனை போட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு மேலே இன்னொரு வழி போச்சு அந்த வழியில் போகணுங்க ஏப்பா இந்த ஹெலிகாப்டர் தொல்லை வேறப்பா போட கடை போடன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி போய் நம்மளை வெறியேற்றி விட்டுட்டுருக்கு இங்கே ஒருத்தர் வந்து நூடுல்ஸ் சாயி தசு புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு போனால் சொயின்னு போய் இறங்கிதான் சொயின்னு சொல்லி வந்துடுறாங்க ஆக்சுவலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் புக் பண்ண முடியும் ஃப்ளைட் டிக்கெட்டு பட் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே ரெண்டு பேர் எனக்கு முன்னாடி போனாங்க பட் என்னென்னு தெரில இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க ஒருவேளை நம்ம போகிற வழிக்கப்போ இவங்களும் அதனால தான் ஏதோ பைக்கு நிறுத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்களோ இல்லைன்னு சொல்லி முடியலைங்க ரொம்ப டயர்டாயிட்டேங்க நான் உச்சக்கட்ட டயர்டு நைட்டு வேறு தூங்கலை அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கோம் நினச்சி பாருங்கள் ஒரு நாள் தூங்காமல் இருந்தாலே எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் அது சாதாரண ட்ரெக்கிங் இல்லைங்க பெரிய ட்ரெக்கிங் குதிரையில் கீழே இறங்குறவங்க இறங்குறவங்க இறங்குறவங்க இறங்கிட்டே தாங்க இருந்தோம் அப்பா ஒரு வழி ஆகிட்டோங்க குதிரையில் வந்து ட்ரெக்கிங் போய் கூட ஒன்றாகாதவங்க குதிரையில் போய் ஒரு வழி ஆகிட்டோம் எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே இப்படி போகிறதா இல்லை அப்படி போகிறதா இப்போ இங்கே வேறு ரெண்டு வழி பிரியுதுங்க எனக்கு தெரிஞ்ச கீழே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன் சரி சும்மா குத்து மதிப்பாக இறங்குவோம் என்னவாசா கேமரா ஆன் பண்ணிட்டேன் இப்போ என்ன யூட்டன் எடுக்க போறியா இல்லை வழி கண்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கல்லில் தாங்க நைட்டு வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் ஆக்சுவலி இந்த மாதிரி கல் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது நான் கடைசியாக காமிச்ச ரெண்டு வழியிலையுமே இந்த மாதிரி ஒரு பாதை தான் இருந்துச்சு சரி அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து போகிற வழி ஹேய் நம்ம பைக் இருக்குப்பா இப்போ தான் செம ஹாப்பியாக இருக்குது எப்படியோ ஒரு வழியா நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிதுங்க உங்களுக்கு தெரியுதா போகிறோம் பைக் எடுக்கிறோம் மாஸ்க் காட்டுறோம் இதுக்கப்புறம் எல்லாம் சரி பைக் சாவி எங்கே வச்சோம் கிடச்சிருச்சுன்னா ரைட்டு கிடச்சிருச்சுங்க வேறு லெவலு சப்போஸ் சாவி தொலைஞ்சு போயிருக்குமாம்மா சரியான ஃபன்னாக இருந்திருக்கும் ஸோ வந்து டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஃபோர் தேர்ட்டி இல்லை இல்லை எஸ் ஃபோர் தேர்ட்டி ஆச்சுங்க இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஒரு நைன் மினிட்ஸ் ஜேர்னிங்க அவ்வளோதான் மேலே ஏற்றி விட்டுன்னு போட்டிருந்தாங்க போ அந்த பையனை காணும் எஸ் ஒரு வழியாக சூப்பராக ஒரு யூட்டனை போட்டு அப்படியே இந்த ஒரு அழகான இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க இப்படியே போனோம்னா மெயின் ரோடு கூட போய் ஜாயின் பண்ணிடலாம் ஆக்சுவலி நம்ம ஹெல்மெட்டில் கேமராவை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க அந்த போலீஸ் சொன்னாங்கலாம் ஸோ வந்து மேபி அவங்க எப்படி வேணால் யோசிச்சிருக்கலாங்க மேபி இந்த ஹெல்மெட்டில் கூட ஒரு பாம் இருக்கலாம் அதுக்கான ஒயர் தான் இது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தான் என் மனசு சொல்லுது இந்த பையனை அங்கே பார்த்தோம் இல்லை இது வேறு பையன் அதுக்குள்ளே என்னடா மின்னல் வேகத்தில் இங்கே வந்துட்டான் நானும் யோசிக்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லைங்க அதனால் போய் நிம்மதியாக சாப்பிட்ணும் இதோ நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க இன்றைக்கி வந்து பண்ணால் இங்கே தான் ஸ்டே நாளைக்கு இல்லை நாளானிக்கு தான் இந்த ஊரை விட்டு கிளம்பணுங்க நம்ம கால் வலிக்கு இங்கேயே செட்டில் ஆனாலும் ஆச்சரியப்பட இல்லைங்க பட் நிறைய ஒர்க் இருக்குங்க தமிழ்நாட்டில் அதனால போயே ஆகணும் தமிழ்நாட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ எக்கச்சக்க ஒர்க் இருக்குங்க அப்பா எவ்வளோ தூசி வாட்ரு வாஷ் பண்ணும்ப்பா யா பையா ஓவர் டஸ்ட் நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க டிடிஎஃப் முடியல இங்கே டிடிஎஃப் இது மூட்டு வலி அந்த வலி இந்த வலின்லாம் இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குங்க பெயின் இப்படி நிற்கிறேன்னா இப்படி உட்காந்துன்னா அப்படியே வலிக்குது ஃபுல்லாக ஸோ வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாப்பாடுலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வெளியே கடைக்கு போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க ஸோ வந்து இந்த ஸ்லைட் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா செம்ம டயர்டாக அப்படி ஜாலியாக குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ ஒரு என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தள்ளிட்டுக்கோங்க டாடா பை பை எவ்வளோ வேகமாக போனாலும் சிவப்பா அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க அப்படியே டயர்டாக இருக்குங்க கண்ணெல்லாம் சொக்கு சொருகுது ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டிதான் ஓகே டேட்டா போய் டேக் கேர் எவ்வளோ வேகமாக போனாலும் சிவப்பாங்க அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க பை ஆஃப் லவ் ஒரு மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க லவ்விக்கு ஒரு ஆஃப்